வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த ரூப் ஹீரோ வாஷ் டவுனில் நம்மளுடைய ஸ்கில் பவரை எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது மோடி ஏபிகே அப்படிங்கிறதுனால நிறைய அப்கிரேட் கொடுத்து வச்சுருப்பாங்க நிறைய பவர் கொடுத்து வச்சுருப்பாங்க நம்ம போய் அப்கிரேட் பண்ண வேண்டியது தான் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற இந்த பாக்ஸை டச் பண்ணுங்கள் நம்ம அப்கிரேட் பண்ணுறது இதில் வந்து வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் ஒன்று ஒன்றுலையும் போய் கீழே சர்க்கிளாக இருக்கிற ஒவ்வொன்றிலையும் போய் அப்கிரேட் பண்ணணும் நமக்கு நிறையா இது கொடுத்து வச்சுருக்காங்க நம்ம அப்கிரேட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்மளால் ஸ்பீடாக ஓட முடியும் ஸ்பீடாக நீச்சல் அடிக்க முடியும் என்ன வேணால் பண்ண முடியும் ஃபைட் பண்ண முடியும் கிக் பண்ண முடியும் ஜம்ப் பண்ண முடியும் ரன் பண்ண முடியும் எல்லாமே சூப்பராக இருக்குது தேங்க்யூ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் வந்து உங்களை மீட்